என்னாச்சு நான் அப்படி இங்கே வந்தேன் அதுக்கான பதில் எனக்கு தெரியாது அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே எப்படி என்ன வெல்கம் டு தி டார்க் லேண்ட் இந்த மொத்தம் மூணு லெவல்ஸ் இருக்கு லெவல் ஒன் உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் இருக்கு அதுக்குள்ள உங்கள் டீம் மெம்பர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்கள் டீம் மெம்பர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க உங்கள் கையில் இருக்க வாட்சியை உங்களை நாவிகேட் லெவல் டூ ஒன்ஸ் உங்கள் டீம் மெம்பர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற ரெண்டு வாட்ச்மே லிங்க் ஆகிடும் தென் உங்கள் ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தர் ஃபிஃப்டீன் மீட்டர் டிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணாலும் ரெண்டு வாட்ச்மே வெடிச்சிடும் உங்கள் டிஸ்டன்ஸை நீங்கள் ஃபிஃப்டீன் மீட்டருக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணணும் லெவல் த்ரீ லெவன்த்தோட ரூல்ஸ் ஒன்று சிம்பிள் நீங்கள் மூணு டீமாக இருந்தாலும் இந்த கேமுக்கு கடைசியில் உயிரோட போகிறது ஒரு டீமாக தான் இருக்கும் momo de un lugar a buscar el fin mismo, cosa precios. 是的。 நான் சொல்கிற மூலம் சார் கேளு இவ்வளோ சேர விளாட்றாங்க சரி முதல்ல என்னை விடு நான் நம்புகிறேன் இப்போ பார் நம்மளோட இங்கே வெளியே போகிறக்கான வழியை கண்டுபிடிச்சான் அது வரைக்குமே நம்ம ஒன்றா இருந்தான் இங்கே இருக்க வரைக்கும் தான் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா என்னாச்சு நான் அப்படிங்க வந்தேன் நான் வரப்பே ஒன்று நாலு பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க யார் அந்த நாலு பேர் யாருன்னு தெரில ஆனால் நாலு பேர் இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அவன் கூட சண்டை போடணும்னு அவசியம் இல்லை அங்கேருந்து தப்பிக்கிறத வழியை மட்டும் பார்த்து பிடிச்சா போதும் உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா என்னாச்சு சரிங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி இல்லை இங்கே நடக்கிறது எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் எப்படி நம்ம சொன்னேன் நீ நம்மள நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருந்து சாவ வேண்டியது என்ன சொல்கிறேன் சத்தியமாக எனக்கு எதுவுமே புரியல உன் கையில் வாட்ச் இருக்கு பாரு இது ஃபிஃப்டீன் மீட்டர் ரேடியஸில் இருக்குது இந்த ஃபிஃப்டீன் மீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகும் இந்த டிஸ்டன்ஸ் தாண்டி நீ போனால் நீ இருக்க மாட்டேன் நான் போனால் நானும் இருக்க மாட்டேன் அப்புறம் பெரிய பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச அந்த வழியில் தான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு நினைக்கிறோம் என்னாச்சு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ நம்ம கூட ஒருத்தர் ஆமாம்ல அவன் வந்து அப்படி பண்ணிட்டான் அவன் பேருக்கு என்னாச்சு அவனை அங்கே பாருங்க அவனை இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான் அவருக்கு தான் அடிபட்டுருக்கான் நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன்